சூரிய கடிகாரம் ஹாய் குட்டீஸ் இப்போ நேரம் என்ன கடிகாரம் இல்லையா சரி பரவாயில்ல சூரியனை பார்த்து நேரத்தை சொல்லுங்க எப்படி இந்த சூரிய கடிகாரத்தை பார்த்து தான் இந்த சூரிய கடிகாரம் தென்னாப்பிரிக்க வானியல் ஆய்வகத்தில் முதன் முதலில் உருவாக்கப்பட்டது இப்போ இதே மாதிரி சூரிய கடிகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் சண்டையல் அச்சிடப்பட்ட அட்டைத்தாள் மரக்குச்சி பசை கத்தரிக்கோள் இப்போது இந்த மாதிரி அச்சிடப்பட்ட தாளை நெட்டில் இருந்து டவுன்லோடு செஞ்சு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாகங்களை இங்கே பார்க்குற மாதிரி தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க சூரிய கடிகாரம் உருவாக்க இந்த அட்டை பாகங்களை எல்லாம் இங்கே பார்க்குற மாதிரி ஒன்றா பொருத்தணும் முதல்ல ஸ்டாண்ட் ரெடி செய்யலாம் அதுக்கு இந்த மூணு துண்டுகளை எடுத்து நடுப்பகுதியில் இருக்கிற கோடில் கத்தரிக்கோலால் வெட்டிடணும் பச வச்சு இப்படி ஒட்டினா அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அடுத்ததா ஆறு பன்னெண்டு பதினெட்டுன்னு எண்கள் குறிக்கப்பட்ட பட்டையை எடுத்துக்கணும் இது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நேரத்தை அளவிட உதவும் இப்போ இந்த பட்டையை அரைவட்ட பட்டையில ஒட்டி வச்சிடணும் கோணத்தை அளவிடுற மாதிரி இருக்கிற வேற ஒரு துண்டை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு வெள்ளை பட்டையை எடுத்து அதோட ரெண்டு முனைகள்லையும் ரெண்டு துளை போட்டு அரைவட்ட துண்டு மேலே இந்த மாதிரி ஒட்டிடணும் படத்தில் காட்டுற மாதிரி ரெண்டு துளைகள் வழியாக ஒரு மரக்குச்சியை செருகணும் இந்த குச்சி துருவ நட்சத்திரத்தை நோக்கி சுட்டி காட்டுற மாதிரி இருக்கணும் இந்தியாவில் துருவ நட்சத்திரத்தின் கோணம் தோராயமாக பதினெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஆகும் இந்த அரைவட்டத்தை கோணம் பதினெட்டு புள்ளி ஆறு டிகிரிக்கு ஸ்டாண்டில் இருக்கிற மையக்கோடு பொருந்துற மாதிரி அமைக்கணும் இப்போ மேலே இருக்கிற வெள்ளை பட்டையில் இந்த மாதிரி வெட்டி இந்த வெட்டில் நாம் முன்ன செஞ்ச எண்கள் குறிக்கப்பட்ட டைம் டயல் பட்டையை எடுத்து படத்தில் காட்டுற மாதிரி பொருத்திடணும் இப்போ நம்ம சூரிய கடிகாரம் ரெடி இந்த அமைப்பை சூரிய வெளிச்சத்தில் வச்சு மரக்குச்சியோட நிழல் டைம் டயரில் எங்கே விழுதுன்னு பார்க்கணும் நிழல் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் நடுவில் விழுது அப்போது இந்த நேரத்தில் இந்தியாவில் காலை பதினொன்றரை மணி டைம் டயரில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையான நேரத்தை நீங்கள் தோராயமாக கண்டுபிடிக்க முடியும் என்ன குட்டீஸ் நீங்களும் சூரிய கடிகாரம் செய்ய தயாராயிட்டீங்களா இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்